Al Hidaya Croydon YouTube channel நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கம் நான் சுல்தானா பர்வி கவலை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்குது அதுவும் ஒரு ஒரு வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கவலை அவர்களோடு ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கு இப்படி ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கவலைப்படுறார் ஒரு அறுபதுலேருந்து ஒரு அறுபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கும் அவருடைய கவலையினுடைய உச்சம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவர்னால் தூங்க முடியல கவலைப்பட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்து இரவு நேரத்தில் அவரால் சரியாக தூங்க முடியல தூக்கமே அவருக்கு வர மாட்டேங்குது அப்படி ஒரு ஒரு வயசுக்கு மேலே தூங்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் இப்படியே விட்டுட்டு இருந்தால் சரி வராது ஒரு ஒரு நல்ல மன தத்துவ டாக்டர்கிட்ட போய் ஒரு மனோநல டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்குறாரு பார்த்து அவர்கிட்ட சொல்கிறாரு என்னால் தூங்க முடியலை அதிகப்படியான கவலையோடவே நான் இருக்கேன் அந்த கவலை இரவு நேரத்தில் தான் அதிகமாக எனக்கு தோன்றதுனால என்னால் தூங்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஒரு டாக்டராக அவர் இந்த விஷயத்த சொல்கிறார் ஒரு நாள் நான் சொல்கிறத கடைபிடிங்க அதே விஷயத்த ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தா என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார் கண்டிப்பாக உங்களால் தூங்க முடியும் இந்த நாலு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அதை கடைபிடிங்க அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன நாலு விஷயம் அப்படின்னா முதல் விஷயம் என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுங்க ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி என் குடும்பத்தோட நான் அனுசரித்து நடந்துக்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க மூணாவது விஷயம் என்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுங்க நாலாவது விஷயம் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லோரும் என்னுடைய வழிக்கு வரணும் அப்படின்னு திமுறா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காதிங்க இதை ஒரு நாள் கடைபிடிங்க இதே விஷயத்த ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க உங்களுக்கு கவலையே வராது இப்போ போயிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாரு ரெண்டு மாதம் ஆகுது வேகமாக டைம் போக ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி அதே சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞர் ஒருத்தர் வரார் வந்து டாக்டர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னார் எனக்கு எதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த இளைஞரை பார்த்து கேட்கும்போது அதற்கு அந்த இளைஞர் இப்படி பதில் சொல்கிறார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கவலையாக இருக்குது என்னால் தூங்க முடியல அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து உங்களை பார்த்தார் இல்லையா இப்போ டாக்டருக்கு ஞாபகம் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது அவரோட பையனா நீங்கள் அப்படின்னு கேட்டாரான் இல்லைங்க அந்த பெரியவரே நான் தான் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம் இப்போ இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகப்படியாக கவலைப்படும் போது ஒரு வயதான தோற்றம் உங்களுக்குள்ளே வரும் உங்களுடைய தோற்றமே வயசானவங்க மாதிரி ஆயிடும் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இளமையாக இருப்பீங்க இப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பிறக்கிற பொழுது கவலையோடு நம்ம பிறக்கலை பிறக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன்லாம் நமக்கு இல்லவே இல்லை இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுடைய கேரக்டரால் அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த சுச்சுவேஷனில் வந்தது தான் அப்போ அது எதனால் நடக்குது அப்படிங்கிற தெளிவு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் கவலைகள்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் வந்துடலாம் இப்போது உங்களுடைய பெற்றோர்களை நினச்சி உங்களுக்கு கவலை அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு கவலை வருது அப்படின்னு சொன்னால் அந்த நிலைக்கு போயிடுங்க ஒரு பெற்றோராக ஒரு வயது முதிர்ந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களால் அந்த நேரத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய நிலைக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஒரு குழந்தையை வளர்க்கறதுல உங்களுக்கு பிரச்சனை உங்கள் பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயதை கடந்து வந்தவர்கள் தானே நீங்கள் அந்த அந்த வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது ஏன் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற தெளிவு அவர்களுடைய வயசுக்கு கீழே இறங்கி நீங்கள் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த இடத்துல தெளிவு இருக்கோ அங்கே உங்களுக்கு கவலையே வராதுங்க இன்னைக்கு ஒரு நாள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் என்னோடய குடும்பத்தை இன்றைக்கி ஒரு நாள் நான் அனுசரித்து போவேன் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் பயன்படுத்திக்குவேன் நாலாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் என்னுடைய வழிக்கு வரணும் அப்படின்னு திமுறா இன்றைக்கி ஒரு நாள் இருக்காதிங்க இன்னைக்கு ஒரு நாள் அதை கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கவலையே இருக்காது அஸ்லாம் வலைக்கம்